அதை புதைத்து வைப்போம் புன்னகைகளை புன்னகைகளை விதைத்து வைப்போம் புண்ணான நெஞ்சங்களிலும் பொன்னான சிரிப்புகளை எப்பொழுதும் கொள்வோம் தினமும் சிரிப்போம் சிரித்துக் கொண்டே இருப்போம் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் கடைசியாக உறவை வளர்ப்பதும் படம்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 கவிதை வாசிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டியும் அதற்கும் மேலாக எனது இரு குழந்தைகளுக்கும் நன்றி பாராட்டியும் அமர்கிறேன் வணக்கம் தனது வாழ்க்கை அனுபவத்தை கவிதையாக அடப்போதும் பயிருங்கப்பா